அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தலைப்பிலேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராமானுஜர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம கண்டிப்பாக கோயிலை சுற்றி நம்ம பார்த்துருப்போம் பெருமாள் கோயிலை ஒவ்வொரு சன்னிதானத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது இப்போ அதுக்குண்டான சிறப்புகளை வந்து சுவாமிகள் சொன்னாங்க இப்போ நம்ம மேலே போய் ராமானுஜரை பார்த்துட்டு வரலாங்க வாங்க போகலாம் ரொம்ப பெரியவங்க வயசானவங்களால் நடக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு லிஃப்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சீக்கிரமாகவே அதை ஆப்ரேட் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக அவங்க நடக்க முடியாதவங்களுக்கு லிஃப்ட்டு நடக்க முடிகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நடக்கலாம் சின்ன சின்ன படிக்கட்டாக தான் இருக்குது ரா ராமானுஜர் சுவாமி தான் பார்த்துட்ருக்கீங்க வாங்க கோயிலை சுற்றி வரலாம் திருவாதிரை அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க ராமானுஜ சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த நாள் வரும்போது ரொம்ப சிறப்பு மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க கோயில் கோபுரம் நல்லாவே தெரியுதுங்க குழந்தைங்க விளையாடுற இடம் இந்த இடம் ரொம்ப இயற்கை சூழ்ந்த மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக சேலம் வரும்போது கண்டிப்பாக ராமானுஜர் கோயிலுக்கு வந்துட்டு போங்க ஸ்ரீ சம்பத்குமார சன்னதி நாலு சன்னதியுமே மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கோபுரம் கோபுரம் வந்து நல்லா கிளியராக தெரியுதுங்க மேலேருந்து பார்க்கும்போது லிஃப்ட்டு வந்து இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் ரெடி ஆகலை இது பூட்டியிருக்காங்க ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு பின்னாடியும் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க போகிறதுக்கு வழி ரைட் அண்ட் லெஃப்ட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்ரீ ரங்கநாதர் சன்னதி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் உண்டான கோபுரம் பார்க்குறோம் வெளியேருந்தே எல்லாம் தரிசனம் பண்ணிக்கோங்க இங்கே குளம் மாதிரி சின்னதாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா உள்ளே பார்க்க முடியாது அலோடு இல்லை அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க வெளியேருந்து ஃபோக்கஸ் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள் இதுதாங்க அன்னதான கூடம் அன்னதானம் வந்து இங்கே வழங்கப்படுங்க இன்னும் அது ஸ்டார்ட் பண்ணல அது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பில்டிங் இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டுருக்கு ஸ்ரீ வரதராஜர் சன்னதி தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்கும்போது வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஃபுல்லாக ஹில்ஸ் தாங்க மலைகள் தான் அதிகமாக இருக்குது கோயில் சுற்றி கண்டிப்பாக சேலம் வரும்போது ராமானுஜர் டெம்பிளை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அப்புறம் கோயிலை சுற்றி வந்துட்டோங்க இப்போ ராமானுஜர் சுவாமி தான் பார்த்துட்ருக்கீங்க இங்கே வர முடியாதவங்க கண்டிப்பாக இதை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்